hello friends welcome to fine day channel நம்ம இன்றைக்கி அருமையான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி சேர்த்து செய்ய போகிறோம் செய்ய ஆரம்பிச்சோம் குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சிக்கலாங்க இதுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சி இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு ரெண்டு பட்டை நாலு லவங்கம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா நாலஞ்சு முந்திரி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பொடி வறுத்து அரைச்சிக்கலாங்க இதுக்கு மூணு ஸ்பூன் வர கொத்தமல்லி அஞ்சாறு வர மிளகா ஒரு ஸ்பூன் அரிசி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கு இதில் கொத்தமல்லி விதையை தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க இது வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக மிளகு சீரகம் அரிசி இது மூணையும் ஒன்றா போட்டு வறுத்தாச்சுங்க இதுக்கப்புறமா வரமிளகா கருவேப்பிலை அது ரெண்டையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் பொருட்கள்லாம் தனித்தனியாக சேர்த்து வறுக்கும்போது நல்ல வாசனையாகவும் கரெக்டான பதத்துலேயும் வறுப்பட்டு வரும் அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டோம் இது ஆனதுக்கு அப்புறமா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போது பவுடர்லாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க அடுத்ததாக நம்ம வெங்காயம் வதக்கி அரைச்சிக்கலாம் இதுக்கு ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க இது வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வதக்கின வெங்காயம் ஆறிச்சுங்க தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி மட்டனை ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு தனியாக தான் குழம்பு வச்சு எடுத்துக்க போகிறோங்க நீங்கள் டைரெக்டாக ப்ரெஷர் பேன்லேயே கூட தாளித்து விட்டுட்டு குழம்பு வச்சுக்கலாம் ஒரு கிலோ மட்டனை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பேனில் சேர்த்தாச்சு இதில் உப்பு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு வர வரைக்கும் நல்லா பரட்டியாச்சு இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் மூடி போட்டுட்டு வெயிட் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் ஆஃப் பண்ண பிறகு குழம்பு தாளிச்சிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் தாளிச்சிக்கலாங்க இது கூடவே சின்ன வெங்காயம் நூறு கிராம் முறிச்சு வச்சுருக்கு இதை முழுசாவோ அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டாவோ கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கும்போது வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்து வரும் அந்த டைமில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வேக வச்சுருக்க மட்டன் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள் சேர்த்துக்கலாங்க குழம்பு தூள் அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா தான் ஒரு கிலோ மட்டனுக்கு சரியாக இருக்கும் அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுது கூட தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு குழம்புல ஊற்றிக்கலாம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் என்ன பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி நீங்களும் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ